வணக்கங்க ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன்னா இந்த லைவ் போடுறேன் நேற்று மிஸ்டர் சவுக்கு சங்கரோட ஒரு ஒரு ஒன் ஹவர் காணொலியை பார்த்தேன்னா அவர் வந்து ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்காரு என்னங்கிறாருன்னா ஸ்கூலுக்கு கடன் இருக்குது அதனால் கராராக ஃபீஸ் வாங்குகிறாங்க ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காரு கவுண்டர் சமூகத்தில் சேர்ந்தவர் கவுண்டருங்கள்கிட்ட ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காரு அதனால் கராராக இருப்பார் மனுஷன் காண்டம் எப்படி வருங்கிறாரு காண்டம் எப்படி பிரின்ஸிபல் ரூமில் வரும் கரஸ்பாண்டன்ட் ரூமில் வரும் காண்டம் வரத்துக்கு என்ன சார் மெடிக்கல் ஸ்டோரில் போனால் காண்டம் பேக்கெட் வாங்கினா பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு உள்ளே வந்தால் காண்டம் உள்ளே வந்துடுது அதில் என்ன இருக்குது இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது காண்டமே வந்துச்சு எப்படி வந்துச்சுன்ட்டு வரவே வராதுன்னு கேரண்டி வேறு கொடுக்குறீங்க அப்படி கேரண்டி கொடுக்காதீங்க சங்கர் சார் நீங்கள் ப்ளீஸ் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது ரெண்டாவது ரொம்ப அடித்து சொல்கிறீங்க மாணவி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் போனதுனால அது சூசைடா அங்கே வாய்ப்பே இல்லை கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எப்படி ஆம்பளை பசங்க இருப்பாங்க உங்களுக்கு எப்படி சார் தெரியும் இல்லை கேட்குறீங்க எப்படி தெரியும் ஹவு டு யூ நோ டெரஸில் யாருமே இல்லை இங்கே யாருமே இல்லை ஹவு டு யூ நோங்க இங்கிலீஷ் சொல்கிறீங்க ஒரு வேன் டிரைவர் கிட்ட வந்து அந்த லெட்டர் மாட்டுச்சு அவர் அம்மா கிட்ட கொடுத்தாரு அவர் பிளாக்மெயில் பண்ணியிருக்க முடியாதா நான் கேட்குறேன் அவங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்க முடியாதா நீங்கள் ஏன் இந்த மாதிரி முட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க புரியவே இல்லை சடன்லி நோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டிஸ்கோர்ஸை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க முன்னாடி வாதத்தை இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் சார் ஏன் இந்த ஸ்கூலில் போய் சேர்த்துனீங்க அந்த அம்மா கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறீங்க ஏங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிக்கிறேன் பெட்ரோல் கம்மியாக அடிக்கிறான்னா கேள்வி கேட்க உரிமை இருக்குது நீ ஏன் பங்க் வர இடத்துல சொல்ல முடியுமா கேட்க முடியுமா யாரும் அப்படி என்கிட்ட ம் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த போக வேண்டித்தான் வேற எங்கேயோ நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் சொல்ல முடியுமா சார் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்குன்ட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா you have to impart education அப்புறம் தரமான கல்வியை கொடுக்குறாங்க ஒரு இடத்துல சொல்கிறீங்க இவங்களை இவங்களை பற்றி எங்கே சார் நீங்கள் பார்த்தீங்க தரமான கல்வி கொடுத்தது எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க no no no no no no let's be very clear அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டை அந்த இந்த ஒரு பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணுறோம் மக்கள்கிட்ட சூசைட் நடந்திருக்கு ரைட் ஓகே இது கூட ஒத்துக்கிறோம் மேலேருந்து குழந்தை கீழே உளுந்து செத்துருக்கு இது ஒத்துக்கிறோம் கீழே ரத்த காயம் இல்லை அண்ட் ரத்த காயம் இல்லைன்னா அங்கே யார் அழிச்சாங்க இதை let us be very clear வித்துட்டுங்க நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் I'm very disappointed mister Shankar very disappointed அப்புறம் இது என்ன அகமுடையார் வந்து மீனவர் கூட கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு அகம் இது இது புரியவே இல்லை அகமுடையார் மீனவர்கிட்ட ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன் என் எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னா நான் நான் இந்த சேட்டு சமூகத்தில் கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் இல்லை சாமி எங்கள் பனியா குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா hundred percent I am not in favour of யார் இது உங்களை வளர்த்திட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க ஸ்கூலில் நல்லா கல்வி கொடுத்துருக்காங்க இப்போ காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே உனக்கு ஒரு பார்ட்னர் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா what a human being you are சரி எனவே நீங்கள் ஜாதி நிறைய உள்ளே கொண்டு வந்துட்டீங்க கவுன் இருக்கிறீங்க அகமுடியாக இருக்கிறீங்க அப்புறம் அது இருக்கும் ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கும் நம்ம சமுதாயத்தில் இல்லாமல் நம்ம பேச முடியாது why are you certifying the school so much அந்த ஸ்கூலுக்காக ஏன் இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க புரியவே இல்லை எனக்கு மை குட்னஸ் இட்ஸ் வெரி சேடுங்க police was taken aback police இது போலீஸ் அதுன்ட்டு சார் லேப்சஸ் இருக்குது சார் போலீஸ் மேலே நிறையா லேப்சஸ் இருக்குது இந்த கேஸில் ப்ரொட்டஸ்ட்டுக்கு இடம் கொடுத்தாகணும் நீங்கள் ப்ரொட்டஸ்ட்க்கு உண்டான ஒரு கன்டியூசிவ் ஸ்பேஸை கொடுக்காம நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூக்கி போட்டு உள்ளே போட்டுட்டு இருந்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் வாய்ப்பில்லை இன்னைக்கு முந்நூறு பேர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் போட்டிருக்கு நேற்று எஸ்பி சொல்கிறாரு வி வில் ஹண்ட் இந்த வார்த்தையை பேசுறதுக்கு மிஸ்டர் எஸ்பி இப்படி பேசலாமா ஹண்ட்ன்ட்டு பேசலாமா இந்த ஹண்டிங்காக நடந்துட்டு இருக்கீங்க ஞாபகப்படுத்துகிற அரசாங்கம் ஒழுங்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அண்ட் முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் எதில் பண்ணோன்னா who protected the school first டேலேருந்து இந்த செவன்டீன்த் வரைக்கும் யார் இந்த ஸ்கூலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க ஃப்ரம் ப்ராசிக்யூஷன் விசாரணை எப்படி போச்சு எந்த மாதிரி விசாரணை எந்த நோக்கி போச்சு அந்த ஒரு பொண்ணோட வீடியோ அவள் செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோர் போகிறா தேர்ட் ஃப்ளோர் போகிறா பாருங்கள் ஒம்பது நாற்பதுக்கு தேர்ட் ஃப்ளோர் போயிருக்கா நமக்கு அதில் என்ன இருக்குது so what how does it determine that she committed suicide third ஃப்ளோரில் ஹாஸ்டல் இருக்குது சரி ஹாஸ்டலுக்கு போகிறா so what and why are you mentioning names of minors அந்த ஒரு பையன் பேரை மென்ஷன் பண்ணி திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணி லவ் அஃபேர் இருந்தது love affair so what love affair இருந்தது ஸோ வாட் ஸோ வாட் அப்போ இன்னும் கொஞ்சம் மறுக்கையாக இருக்குது அப்போ இங்கே பிளாக்மெயில் நடந்திருக்கா அந்த பொண்ணு கூட பிளாக்மெயில் நடக்குதுன்னு அப்படி தான் பார்த்தாகணும் இந்த பொண்ணோட அந்த பையனோட வாட்ஸ்அப் சேட்டை பார்க்கத்தாவே இல்லை இந்த பொண்ணு கூட யாரோ பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களா ஸ்கூலில் இருக்கிறவங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களா அந்த டீச்சர் த்ரெட்டன் பண்ணியிருக்கா அதை பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஃபேவர்ஸ் கேட்டாங்களா அவர் உமனைசர் தான் ஆனால் குழந்தைங்களை இது வரைக்கும் பண்ணதில்லை இது how are you guaranteeing that sir நீங்கள் எப்படி கேரண்டி கொடுப்பீங்க அதுக்கு my goodness mister Shankar and இன்னொன்று ஒன்று சின்ன ரீல் பார்த்தோன்னு இது நித்யானந்தா சாமி இஸ் நாட் செக்ஷுவல் ஒஃபன் இருக்கிறீங்க கிறுக்கு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு Aarthi Rao has filed a case on him தெளிவாக இருக்குது case sex contracts were written with parents sex contracts were written court document இது this a court document sex contracts were written mentioning that minors கூட கூட மாறி போஸ்ட் பண்ணாருன்னா தாந்திரிக் போஸாக இருக்கும் நித்யானந்தாவுக்கு போய் கூச்சா தூக்குவீங்களா what nonsense anyway coming back to this கேஸுங்க ஸ்ரீமதி கேஸுங்க ஸ்ரீமதி கேஸில் police the owners is on the police to come clear with facts ஒரு ஒரு டவுட்டும் கிளியர் பண்ணி ஆகணும் எவிடன்சஸ் அழிக்கப்பட்டதா எவிடன்சஸ் எப்படி இருக்குது ஹவு கன்க்ளூட் பண்ணுறீங்க சூசைடுன்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுங்க அந்த லெட்டர் அந்த லாங் லெட்டர் இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணுது ரெட்டு இங்கில் இவ்வளோ ஃபார்மேட்டில் சரி லைன்ஸ் இருக்குது கோண கோணையாக போகல அது கூட ஒத்துக்கலாம் வச்சுக்கோங்க அது ஒரு ரூல்டு நோட் அது பட் இவ்வளோ தூரம் எழுதி what was at child this was first child's handwriting இது குழந்தைதா இல்லை வாஸ் இட் மாஃப் இது எல்லாமே வரணும் வெளியே has to come out very clearly but mister Shankar you're such a disappointment. I'm very sorry to say this. Never expected this from you. Goodness. Thank you.